C மற்றும் C++ இல் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது லாஜிக்கல் ஆப்பரேட்டர்களான லாஜிக்கல் அண்ட் உதாரணமாக expression and expression expression two logical or உதாரணமாக expression expression one or expression expression two logical not உதாரணமாக நாட் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன்1 இதை உதாரணங்களின் உதவியுடன் செய்யலாம் இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu 11.10 இயங்குதளம் GCC மற்றும் G++ கம்பைலர் வெர்ஷன் 4.6.1 லாஜிக்கல் ஆபரேட்டர்களுக்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் சி மற்றும் C இல் 0 தவிர மற்ற மதிப்புகள் இருந்தால் ட்ரூ நான் செரோ எனில் ட்ரூ 0 எனில் ஃபால்ஸ் லாஜிக்கல் operatorகளை பயன்படுத்தி expressionகள் trueக்கு 1உம் falseக்கு 0ஐயும் திருப்புகிறது இப்போது ஒரு உதாரணத்துடன் லாஜிக்கல் operatorகளை விளக்குகிறேன் இது லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் க்கான சி புரோகிராம் மெயின் block னுள் இந்த ஸ்டேட்மெண்ட் வேரியபிள் ஆ ப் மற்றும் சி ஐ integerகளாக டிக்ளேர் செய்கிறது பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஆ ப் மற்றும் சி மதிப்புகளை உள்ளிட சொல்லி பயனரைக் கேட்கிறது scanf ஸ்டேட்மெண்ட் வேரியபிள் ஆ ப் மற்றும் சி க்கான உள்ளீட்டை பயனரிடம் இருந்து வாங்குகிறது இங்கே பெரியதை கண்டறிய ஆ ன் மதிப்பை ப் மற்றும் சி உடன் ஒப்பிடுகிறோம் ஒரே சமயத்தில் ஒப்பிட லாஜிக்கல் ஆண்ட் operator ஐ பயன்படுத்துகிறோம் இங்கே ட்ரூ மதிப்பை திருப்ப அனைத்து conditionகளும் உண்மையாக இருக்க வேண்டும் பால்சே கண்டிஷன் ஐ சந்தித்த பிறகு அந்த எக்ஸ்பிரஷன் தொடர்ந்து மதிப்பிடப்படாது எனவே a b ட்ரூ ஆன பின்னரே எக்ஸ்பிரஷன் a c மதிப்பிடப்படுகிறது ஆ b ஐ விட சிறியது எனில் எக்ஸ்பிரஷன் தொடர்ந்து மதிப்பிடப்படாது முந்தைய கண்டிஷன் ட்ரூ எனில் இந்த ஸ்டேட்மெண்ட் மதிப்பிடப்படுகிறது பின் b c மதிப்பிடப்படுகிறது கண்டிஷன் ட்ரூ எனில் பின் ப் இஸ் கிரீட்டெஸ்ட் திரையில் காட்டப்படுகிறது இல்லையெனில் சி இஸ் கிரேட்டெஸ்ட் திரையில் காட்டப்படுகிறது இப்போது லாஜிக்கல் ஆர் operatorக்கு வருவோம் இங்கே லாஜிக்கல் ஆர் ட்ரூ மதிப்பை திருப்ப ஏதேனும் ஒரு கண்டிஷன் உண்மையாக இருக்க வேண்டும் ட்ரூ condition ஐ சந்தித்த பிறகு அந்த எக்ஸ்பிரஷன் தொடர்ந்து மதிப்பிடப்படாது எனவே ஆ 0 எனில் மீதி இரு expressionகள் மதிப்பிடப்படாது ஆ ப் அல்லது சி இல் ஏதேனும் ஒன்று 0 எனில் இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது புரோகிராம் ன் முடிவுக்கு வருவோம் ரிட்டர்ன் 0 மற்றும் எண்டிங் கர்லி பிராக்கெட் இப்போது புரோகிராம் ஐ சேமிக்கவும் எக்ஸ்டென்ஷன் c உடன் சேமிக்கவும் logicalசி என என் பைல் ஐ சேமிக்கிறேன் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒன்றாக அழுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும் கோடு ஐ கம்பைல் செய்ய எழுதுக GCC space logical dot C space hyphen O space log என்டரை அழுத்துக இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் லாக் என்டரை அழுத்துக நான் கொடுக்கும் மதிப்புகள் 0, 34, 567 காணும் வெளியீடு C is greatest. The product of A, B and C is 0. வெவ்வேறு உள்ளீடுகளுடன் இந்த புரோகிராமை இயக்க முயற்சிக்கவும் இப்போது அதே புரோகிராமை C++ இல் எழுதுவோம் நான் ஏற்கனவே இந்த புரோகிராமை எழுதியுள்ளேன் அதை காணலாம் இது C++ கோடு இப்போது அதே புரோகிராமை C++ இல் எழுத சில மாற்றங்களை செய்வோம் header fileல் ஒரு மாற்றம் using statement பயன்படுத்தப்பட்டுள்ளது வித்தியாசமான உள்ளீடு வெளியீடு statementகள் உள்ளன ஆப்பரேட்டர்கள் C ல் செயல்பட்டது போலவே செயல்படும் சேவ் ல் சொடுக்கவும் எக்ஸ்டென்ஷன் cpp உடன் ஃபைல் சேமிக்கப்படுவதை உறுதி செய்க Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும் புரோகிராம் ஐ கம்பைல் செய்ய எழுதுக g space logical.cpp space hyphen o space log1 இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் log1 ஒன் என்டரை அழுத்துக நான் கொடுக்கும் மதிப்புகள் 0, 34, 567 வெளியீடு C programக்கு வந்தது போன்றே என காண்கிறோம் வெவ்வேறு உள்ளீடுகளுடன் இந்த programஐ இயக்க முயற்சிக்க வேண்டும் இப்போது சந்திக்கக்கூடிய ஒரு பிழையை காணலாம் எடிட்டருக்கு வருவோம் இங்கே bracketகளை மறக்கிறோம் எனில் இதையும் இதையும் நீக்கவும் நடப்பதை காண்போம் புரோகிராம் ஐ சேமிப்போம் டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்து இயக்குவோம் பிழையை காண்கிறோம் expected identifier before bracket token. ஏனெனில் இங்கே இரு வித்தியாசமான எக்ஸ்பிரஷன்களை கொண்டுள்ளோம். AND operator ஐ பயன்படுத்தி அவற்றை ஒரே எக்ஸ்பிரஷன் ஆக மதிப்பிட வேண்டும். இப்போது நம் புரோகிராமுக்கு வந்து அந்த பிழையை சரி செய்வோம். bracketகளை இங்கேயும் இங்கேயும் இடுவோம். சேவ் ல் சொடுக்கவும். டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்து இயக்குவோம் எனவே இப்போது இது வேலை செய்கிறது சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது லாஜிக்கல் ஆண்ட் உதாரணமாக a b and a C logical or உதாரணமாக a 0 or b 0 or c 0 பயிற்சியாக இந்த புரோகிராமை எழுதுக பயனரிடம் இருந்து இரு எண்களை உள்ளீடாக பெற்று நாட் ஆப்பரேட்டரை பயன்படுத்தி இரு எண்களும் சமமா என சோதிக்கவும் குறிப்பு a not equal to b இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் எழுதவும் contact@spoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash NMEICT hyphen intro தமிழாக்கம் பிரியா நன்றி